இன்றைய தினம் மீனராசிக்காரரை பற்றி பார்க்க போகிறோம் மீனராசி என்பர்களே நல்ல திறமை மிக்கவர்கள் மீனராசிக்காரர்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் எது பாவம் எது புண்ணியம் என்று அறிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் மீனராசிக்காரர்கள் எது நல்லது எது கெட்டது எதை செய்தால் என்ன நடக்கும் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்று பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரருக்கெல்லாம் அதிபதி குரு ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் அடுத்தவன் சொல்லலான் என்று எதையும் கேட்க மாட்டார்கள் ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது என்கின்றது தான் புதிய செய்தி இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்தில் சனி பெயர்ச்சியின் போது இருபத்தி ஏழு வருஷத்திற்கு பிறகு ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது இப்போ மீனராசிக்காரர்கள் எல்லாம் யோசிக்கிறீங்கள் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஏழரச்சனை வந்தது அப்போது என்னென்ன துன்பத்தை தந்தார் என்னென்ன கஷ்டப்படுத்தினார் என்பதையெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வயசில் உள்ளவர்கள் யோசிப்பீர்கள் எல்லாருக்கும் ரெண்டாம் தரம் ஏழரச்சனை வருது முதல் ஒரு முறை உங்களோட வாழ்க்கையில் ஏழரச்சனை வந்துட்டு அதுக்கு பிறகு இருபத்தி ஏழு வருஷமாக ஏழரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் தலை போடவில்லை ஆனால் அட்டமத்து சனி வந்திருக்கும் அர்த்தாஷ்டமச்சனி வந்திருக்கும் கண்டச்சனி வந்திருக்கும் ஆனால் ஏழரை வருடங்கள் நீடிக்கக்கூடிய ஏழரை சனி மீனராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு வருஷமாக வரவில்லை இப்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஏழரை சனி வரும் இருபத்தி ஏழு வருஷத்திற்கு பிறகு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அதனால் மீனராசிக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யணும் இனி கொஞ்சம் அடக்கி வாசிக்க பழக வேண்டும் இவ்வளவு காலமும் ஆ உண்டு சுற்றி கொண்டிருந்தீங்கள் ஆனால் இனி ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது இனி எதிலும் நிதானம் நிதானம் நிதானம் கவனம் பக்குவமாக வாழ வேண்டும் ஆயினும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையானதாக இருக்கின்றது அப்போ ஏழரை சனி வந்து ரெண்டரை வருஷம் நடக்கும் அந்த ரெண்டரை வருஷத்தில் ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களை குரு காப்பாற்றி வருவார் ஏழரை சனி நடந்தாலும் குரு இரண்டாவது வீட்டில் பூரண நன்மை செய்யக்கூடிய இடத்துல குரு பலத்தோடு இருக்கிறதுனால ஏழரை சனியில் முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு எதுவும் நடக்காது பெரிய அளவு பாதிப்பு சனீஸ்வரனால் சில பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் அந்த பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பாற்றி விடுவார் ஆனால் குரு பயிற்சிக்கு அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் ஒன்றரை வருஷம் சனி பயிற்சி நிதானமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ஐம்பது வயசை தாண்டியவர்கள் முப்பது வருடத்தை தாண்டியவர்கள் இரண்டாவது முறை ஏழரை சனி வருவது முதல் முறை வந்தது போல் பெரிய பாதிப்பை தராது ரெண்டாவது முறை ஏழரைச்சனை பெரிய பாதிப்பை தராது அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் ஏழரைச்சனை தொடங்கிவிட்டது சனி தொடங்கி விட்டதில்லை இனி தொடங்கப் போகின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பேச்சுக்கு பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ரெண்டாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் சனி பேச்சு எப்படியோ ஏழரை சனி தொடங்கிவிட்டால் சனீஸ்வரனை வழிபட தொடங்குங்கள் சனீஸ்வரனை இனி போய் பார்த்துட்டு வரணும் சனிக்கிழமை சைவமாக இருங்கள் விரதம் இருங்கள் முடிந்தால் விரதம் முடுக்க முடியாதவர்கள் சைவமாக இருங்கள் காகத்துக்கு உணவு வையுங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வாருங்கள் இதெல்லாம் செஞ்சால் பெருச விஷயமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காசு கொடுக்கிறது காசு வாங்கிறது இதெல்லாம் நம்பிக்கையான நபர்கள் மூலம் நீங்கள் செய்ய வேண்டும் நம்பிக்கை துரோகம் ஏற்பட வாய்ப்புள்ளதனால் எல்லா விஷயத்திலையும் நேரடியாக நீங்கள் தலையை இட்டுக்கொள்ளுங்கள் எல்லா விஷயமும் உங்களுடைய நே உங்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் நடக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் எல்லளவும் அடுத்தவர்களை நம்பி அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு அவன் செஞ்சு முடிப்பான் என்று இருக்கக்கூடாது உங்களுடைய கண்காணிப்பு இருந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப நம்பியவர்களினால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டாவது ஏதேனும் நிதானம் தேவை கவனம் தேவை பொறுமை தேவை நான் சொல்ல நாலு மந்திரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் கோபத்தை தவித்து கொள்ள வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை ஏழரச்சனை மூன்று ராசி அதாவது மகரம் கும்பம் மீனம் மூன்று ராசிக்காரருக்கும் சொல்ல விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை விட்டு கொடுத்து நடங்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையாக இருங்கோ எல்லாம் சரி வரும் மூன்றாவது சகிப்புத்தன்மையோட முடிஞ்சளவு சகித்து கொள்ளுங்கோ அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்கள் எல்லாத்துலேயும் நிதானம் நிதானம் நிதானம் கவனம் கவனம் கவனம் பொறுமை பொறுமை பொறுமை பல பிரச்சனைகள் வர காத்திருக்கின்றது வரிசையாக லைன் போட்டு நிற்கிது உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துருந்தாலும் கதவை தட்டி கூரையை பிச்சு கொண்டு வந்து இறங்கி உங்களை வம்பு இழுக்கக்கூடிய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வர காத்திருப்பதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக மீனராசிக்காரர்கள் நிதானம் மிக்கவர்கள் எதையும் நிதானமாக எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி தான் முடிவெடுப்பார்கள் ஆனாலும் வினாசகாலே விபரீத புத்தி காலம் கெட்டுப்போனதுனால உங்களுடைய புத்தி கட்டுப்போய் எல்லாம் தெரிந்த நீங்களே முட்டாள்தனமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதில் கவனமாக இருங்க அடுத்தது அவமானம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதனால் பெண்கள் விஷயமாக இருந்தாலும் சரி தவறான விஷயமாக இருந்தாலும் சரி உலகத்துக்கு ஒவ்வான விஷயம் ஒவ்வாத விஷயங்களாக இருந்தாலும் சரி கவனமாக செயல்படுங்கள் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்கள் உங்களுடைய பெயர் விமர்சனத்துக்குள்ளாகும் அவமானப்பட வேண்டிய வாய்ப்பு உருவாகும் அதே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய தைரிய மீனராசிக்காரர்கள் வலு கட்டிக்காரர்கள் எத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் அவர்களுக்கு உண்டு குரு உங்களுக்கு பலம் உங்களுடைய ராசி அதிபதி குரு நல்ல சுப பலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் ஏப்ரல் மேக்கு மேலே குருவினுடைய பலம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு முகம் சம்பந்தப்பட்ட உறுப்பில் நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக முகத்தில் காது கண் மூக்கு வாய் பல்லு இந்த மாதிரி இடத்துல நோய் வாரத்துக்கு கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் வள்ளு கவனமாக இருக்க வேண்டும் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வேகமாக போகாதீங்கோ ஸ்டண்ட் வேலை பண்ணாதீங்கோ ஃபோன் பேசிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டாதீங்கோ காரில் போய்க்குள்ளே ஃபோனை பேசாதீங்கோ தூரதேச பிரயாணத்தை தனிமையாக செஞ்சிருந்து பைக் எடுத்துக்கொண்டு ஹட்டன் போகிறோம் யாழ்ப்பாணம் போகிறோம் நுவலேலியா போகணும்னு போகக்கூடாது தனியே பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் எங்கேயோ இங்கே அங்கனைக்குள்ளே இங்கனைக்குள்ளே போயிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை தேச பிரயாணத்தை தனியே வண்டி வாகனத்தில் செல்லாதீர்கள் அதில் கவனமாக இருங்கோ நல்ல செய்தி ஒன்று குரு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஏப்ரல் மேய்க்கு மேலே திருமணம் நடக்க ஏன்னா குரு குடும்பஸ்தானத்துக்கு வரார் சேலரச்சனி பல பேருக்கு என்னுடைய அனுபவத்தில் பல பேருடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கிறேன் சேலரச்சனி தொடங்கத்தான் திருமணம் நடக்கும் அதனால் திருமணத்தை எதிர்பார்த்த மீன ராசியினருக்கு ஏப்ரல் மேய்க்கு மேலே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்த மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மேய்க்கு மேலே குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் நீங்கள் செயல்பட வேண்டும் ஆரோக்கியம் நான் சொன்னேன் ஏழரை தொடர்ந்தால் தான் உங்களை கொண்டே கட்டில் படுக்க வைக்கும்ன்று ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் பயிற்சி செய்யுங்கள் மீனராசிக்காரர்கள் எல்லாரும் நடைப்பயிற்சி செய்யுங்கள் உடல் பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் அதே நேரத்தில் பிராணாயாமம் செய்யுங்கள் அதே நேரத்தில் தியானம் செய்தீர்களாக இருந்தால் மனதை பக்குவமாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் மனம் பக்குவமாக இருந்தால் கோபம் பெறாது காமம் பெறாது தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் மூன்றாவது மனிதர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள் தலையிடாதீர்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் உறவினர்களோட மிக நிதானமாக கவனமாக பழகுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதனால் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் உறவினர்களோட நிதானமாக பழகுங்கள் சகோதரர்கள் கவனமாக இருங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஏழரை சனியில் இந்த பிரயாணம் சரி வரும் முதல் ரெண்டரை வருஷத்தில் பிரயாணம் குருபலனும் நல்லா இருக்குது வெளிநாட்டு பிரயாணம் படிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் வேலை செய்வதற்காக செய்யக்கூடியவர்கள் திருமணத்திற்காக செல்லக்கூடியவர்கள் நிரந்தரமாக வெளிநாட்டு வாசத்துக்காக செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டு வாய்ப்பு உள்ள பெருமாள் வழிபாடு நன்மை தரும் இந்த வருஷம் மீன ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை பிடித்து கொள்ளுங்கள் பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள் நாராயணனை பிடித்து கொள்ளுங்கள் பெருமாள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார் பெருமாள் வழிபாடு நன்மை தரும் வெளிநாட்டு பயணத்தை பற்றி சொல்லிட்டேன் பிணை பொறுப்பு ஜாமீன் கையெழுத்து கரண்டர் சைன் பண்ணுறது இதெல்லாம் எந்த காலத்திலும் மீனராசிக்காதர்கள் செய்யாதீர்கள் இந்த வருஷம் நீங்கள் இது மாதிரி வேலை செஞ்சீங்களா இருந்தால் இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பண விரயத்தில் கவனமாக இருங்கள் செலவை சிக்கனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் செலவு செய்யாதீர்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சோம்பேறித்தனத்துக்கு இடல் கொடுக்காதீர்கள் மற்றவர்களை நம்பி எந்த காரியமும் செய்யாதீர்கள் என்ன நேர்களே இதுவரை காலமும் மேஷம் முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசியினருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்